ஸோ காய்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலுக்கான தான் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க கைஸ் அதுக்கப்புறமா பெல் பட்டன் ஒன்று வரும் அதை தொட்டு அது நோட்டிஃபிகேஷன் எழுதி அனேபிள் பண்ணிடுங்க ஓகேவா அப்படி தொட்டு டபுள் ஷாட் ஒன்று எடுத்துட்டு ஓகேவா டபுள் ஷாட் ஒன்று எடுத்துட்டு லோன் ஒரு மேட்ச் ஃபர்ஸ்ட் ரவுண்டு வேகமாக ஓடிக்கொண்டு இருக்கும் ஹெட்ஷாட் போடுறதுக்காண்டி தெரிச்சு ஓடிக்கொண்டு இருக்கும் வரவனை பூரா ஹெட்ஷாட் ஒருத்தன் தான் வருவோம் அவனை போட்டு ஹெட்ஷாட் அடிக்கணும்ல அப்படி தொட்டு ஓடிக்கொண்டு இருக்கும் எங்கடா இருக்க டே எங்கே இருக்கிறோ எங்கே எங்கே இருக்குன்னு தெரிய மாட்டேன் ஐயோ எங்கே இருக்கா இருக்கான் இருக்கா அடி அடி அடி அடி அடி அடி அடி ஐயோ ஜோ ஜோ ஜோ ஜோ ஜோ ஜோ சிக்கிக்கிட்டே நானே குளோவில் போட்டு மாட்டி விட்டேனே இப்போ என்ன சரி அடி அடி அழுத்தி தான் கொண்டு வேற வேறு வழி இல்லை கெச்சாட்டு போட முடியல என்ன செய்யுது சரி அடுத்த ரவுண்டு பார்த்துக்கிடும் நம்மளாம் எல்லா மேட்ச்சும் இந்த மேட்ச் போனால் என்ன எல்லா மேட்ச்சும் ஹெட்ஷாட் தான் போட்டுட்டுருக்கோம் அது என்ன அது பரவாயில்ல இருக்கட்டும் அடுத்த ரவுண்டு போட்டுக்கிட்டோம் ஓகேவா ஸோ அப்படி சொல்லிவிட்டு அடுத்த ரவுண்டு போயிட்டோம் சீரோ வந்துருச்சு ஓகே வாடா எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறோம் ஜப்பம் வந்தாலும் அடிப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு டபுள் சார்ஜ் எடுத்துகிட்டு ஓடிட்டு இருக்கோம் அந்த நிற்கண்டா அதுக்குள்ளே ஏறிட்டியாடா இப்போ பாடுறா அடியை மட்டும் வர்றா போடு ஐயோ பிள்ளையே அடிச்சிடுறா அடிச்சிருட்டா போடு அஜய் போட்டி கெச்சாட்டு நல்லா லெவலில் கொடுத்தாச்சு கைஸ் சரி ரெண்டாவது ரவுண்டு அடிச்சாச்சு கேஸ் மூணாவது ரவுண்டு அடிச்சிடணும் அப்படின்னா தான் ஜெயிக்க முடியும் அப்படி சொல்லிட்டு மூணாவது ரவுண்டு என்னென்ன எடுக்கலாம் யூஎம்பி எடுத்துரும் ஓகேவா ஸோ யூஎம்பி எடுத்துட்டு நம்ம யூஎம்பி யூஎம்பியோட திறமையும் காமிக்கணும்ல எல்லாத்துலேயும் நம்ம வேற லவுண்டு அடிப்போம் அப்படி சொல்லிட்டு காமிக்கணும்ல அதனால தான் யூஎம்பி வந்து எடுத்தாச்சு ஓகேவா ஸோ எடுத்தாச்சு வெளியே திறந்து விடுங்கடா வெளியே திறந்து விடுங்க அப்போ அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் கைஸ் எங்கே இருக்கா அந்த ஓடுறான் இருக்கேன் எல்லா உள்ள ஊற்றித்தனமாக தான் ஓடுறேன் அழுத்துடா போடு எல்லாமே போடாமல் அடி வாங்குறான் என்னடா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சரி ரைட்டு மூணாவது ரவுண்டு அடிச்சு வச்சு நாலாவது ரவுண்டு என்ன நடக்க போகுது என்ன நடக்க போகுது என்ன நடக்க போகுது அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்க ஓகேவா ஸோ வரபோது வரபோது அப்படி சொல்லிட்டு ஒரு ப்ராக்டிஸை போட்டு வேறு லெவலு மூமெண்ட்டை கொடுத்து தெருக்க விட்டுட்டு இருக்கோம் டே வாடா வா எங்கே இருக்க போட்டு வாழ் என்ன என்ன என்ன என்ன என்ன போட்டு அழுத்து அழுத்து அப்பாட அடிச்சாச்சு இல்லை நாங்கள் வேறு எக்ஸாம் இல்லை ஹெட்செட் போடுவோம்டா அதுவும் க்ளோஸ் ரேஞ்சு லாங் ரேஞ்சு கூட கிடையாது க்ளோஸ் ரேஞ்சில் வேற லெவல் கட்டுவான் அப்படின்ட்டு சரி ரைட் அடிச்சாச்சு அப்புறம் அடுத்து மிச்சி அவன் தான் எடுக்கணும்னு வச்சுட்டாங்க என்னடா இது கண்ணை நல்ல கண்ணாக பார்த்து எறா மொக்க கண்ணாக பார்த்து எடுத்துறாத எனக்கு அடிக்க முடியணும் அந்த கண்ணு லூசுத்தனமாக எந்த கண்ணையும் எடுத்து தொலைஞ்சிடாத ஓகேவா அப்பாடா எம்பி பாட்டி தான் எடுத்திருக்கான் சரி பரவாயில்ல எம்பி பாட்டி வச்சுட்டு வேறு ரோல் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு ஓட்டிக்கொண்டே இருக்கிறோம் ஓட்டிக்கொண்டே இருக்கிறோம் எங்கே இருக்க எங்கே இருக்கா இனிமே அந்த இருக்காம இருக்கேன் அடிக்க முடியுமா ஐயோ விளையே விளையே விளையே அடிச்சுக்குவோம் சரி ரைட்டு போட்டு ஐயோ ஐயோ ஐயோ லைட்டா லைட்டா ஐயோ குளுவால போட்டானே குளுவால போட்டானே அழுப்பு பத்துடா போடு அப்பாட அஞ்சாறு ரவுண்டு ஜெயிச்சாச்சு கேஸ் இது இது வேறு ரவுண்டு ஓகேவா ஸோ வேறு மேட்ச் வந்தாச்சு அந்த மேட்ச் வந்துட்டு ஜெயிச்சாச்சு அவங்கிட்டு ரெண்டாவது மேட்ச் வந்தாச்சு ஓகேவா ஸோ இந்த மேட்ச் ரெண்டாம் போது அவங்கிட்டு வெயிட் பண்ணி பாருங்கள் இந்த மேட்ச் அவங்க தான் கொண்டு எடுக்கும் போல ஓகேவா ஸோ அதனால் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் அது ஐயோ என்னடா இது ஏடபிள்யூஎம் கொடுத்து விட்டீங்களடா ஏடபிள்யூஎம் கொடுத்து விட்டீங்களே ஐயா இதை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது என்னடா சரியாக மூமெண்ட் கொடுக்க அப்படின்னு நினைப்பீங்க ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான் அடி அடி அடி அடி அடி ஐயோ ஒரு அடி லாங்குவேஜ் ஐயோ பார்த்திங்களா ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா நம்மளுக்கு ஏடபிள்யூ பிஜிட்டில் அடத்த தெரியாதப்பா ஏடபிள்யூ பிஜிட்டில் அடத்த தெரியாது ஐயையோ இப்போ எங்கே இருக்கான்னு வேறு தெரியலையே எங்கே இருக்கான்னு பார்க்கணும் அடுத்து கண்டுபிடிக்கணும் ஹெட்லேயே அடிக்கணும் இல்லைன்னா அடிக்க முடியாது ஹெட்டில் அடிக்கலன்னா டேய் இந்த இருக்கான் இந்த இருக்கான் அடி மண்டை கட்டுறா மண்டை கட்டு போடு அத்தியா வேற லெவல் நாங்களும் அடிப்பாண்டா ஏடபிள்யூமில் வா வா வா வா வா வா வா அடி அடி அடி அடி அடி அடி போடு போடு போடு ஆய் பார்த்தல்ல ஏழவளும் கெத்து காட்டுவோம்ல ம் சுட்டி ரெண்டாவது ரூடு ஜீச்சாச்சி ஜி ரெண்டாவது ரெண்டு ரொம்ப என்னடா வரதுக்குள்ள இப்படி பூ போட்டு கொடுத்து அடி விட்டா ஐயோ பயப்படுத்துறாடா இப்போ இரடா போகுது ஐயோ ரைட் பார்ப்போம் அடுத்த ரவுண்டு பார்ப்போம் அதுக்குள்ளே எடுத்து விட்டானே அதே ரவுண்டு அதை கூடாது நின்றக்கூடாது அப்படி உண்மை கீழே ஓடிடுவோம் மேலே ஏறினாலே ஆபத்தாக இருக்குது ம் சரி ரைட் எங்கே இருக்கான் எங்கே இருக்கான் இனிமேல் இங்கே இருக்கோம் இங்கே இருக்கிறாய் டேய் இங்கே இருக்க டேய் வந்து தொலைடா நாயே எங்கே இருக்கானே தெரிய மாட்டேங்க பதட்டத்தை உருவாக்கிட்டு இருக்கான் எங்கே இருக்கடா புற முதுகில் அடிச்சு நல்ல குடும்பத்தில் பிறந்தவனாக இருந்தால் முதுகு மூஞ்சிக்கு நேரம் அடி ஆபத்துட்டான் போட்டு அச்சிட்டோ பாட்டு அப்பாடா எல்லாம் லூஸ் தனமாக ஜம்ப் பண்ணிட்டு இருந்தால் இப்படி அடிக்க போகிறோம் சரி ரைட்டு ரெண்டாவது நோட்டு ஜெய் ஜெய் இந்த மேட்ச் வந்துட்டு எம்பி பட்டி அழுத்து பிடிக்கணு ரெண்டுத்தையும் எடுத்து வச்சு ஓகேவா எடுத்துகிட்டு மெடிக்கிட்டு சுற்றிட்டு இருக்கோம் என்னடா இது அங்கிட்டு போடாலே அடிக்க எங்கடா இருக்கான் டே எங்கே இருக்கா அஜிச்சோ அங்கிட்டு போடாலே அழுத்து பிடிக்காடா என்னடா இருக்க எங்கடா இருக்க டே எங்கே இருக்கான்னு தெரிய மாட்டேதே அழுத்தி பிடிக்கானே அங்கிட்டு போனாலே சரி போகும் கீழே வெளியாகவே போகும் மேலே போனால் அடிச்சு போடுறான் எங்கே இருக்கான் இந்த இதுக்கு முன்னாடி போனோம் இதுக்குள்ளே இருப்பான்னு நினைக்கிறேன் டே என்னடா எங்கே பார்த்தாலும் இல்லை ஆள எங்கடா இருந்து அடிக்க ஏன்னா அழுத்தி பிடி மட்டும் பயங்கர போடுது அதை ஓடுற பாருங்க பெய் மேலே எங்கடா ஓடுற போட்டு போட்டு போட்டு போடு ஐயோ மேலே ஏறலாமா வேண்டாமா நாங்கள் அடிப்பண்டா இப்போ பாடுற பாடுற பாடுற போட்டு ஐயோ ஐயோ அடிச்சு புட்டானே டாய் வெறி ஏற்றிட்டடா வெறி ஏற்றிட்டேன் இந்த பிளாக் ஸ்டார் எஃப்எஃப்ஏ வெறி ஏற்றிட்டு இப்போ வர்ற அறைய அறைய மட்டும் வர்றா போடு அஜிஜோ அஜிஜோ அஜிஜோ அஜியோ போட்டு போட்டு போட்டு போட்டு போட்டு ஐயோ மண்டையை காட்டுறோம் மண்டையை காட்டி இப்போ பாரு அடியை மட்டும் பாரு மண்டையை காட்டு போடு ஏய் பார்த்தல நாங்கள் யாருன்னு காட்டிட்டோம்ல அப்படி சொல்லிட்டு அடிச்சாச்சு ஓகேவா இன்னும் எத்தனை ரவுண்ட் இருக்கு அப்படி சொல்லிட்டு இன்னும் ரெண்டு ரவுண்ட் இருக்கு இந்த இந்த மேட்ச்சில் யூசி கண்ணை வச்சு அடிப்பண்டா ஊசி கண்ணை வச்சுட்டு உனக்குலாம் எதுக்கிட்ட லாங் ஷார்ட் கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தி ஆச்சு ஐயோ ஐயோ இப்போ வந்துட்டு வாயை விட்டாலே இப்படி தான் அடி வாங்கி சேர்த்து தொலைஞ்சிடும் என்ன செய்யுது ஊசி கண்ணை என்னமோ பெரிய இது மாதிரி எடுத்தேன் அதனால் அடி வாங்கி சேர்த்துட்டேன் போடு ஐயோ ஐயையோ வேற என்ன செய்யுது இருந்த ரெண்டு கோலையும் அடிச்சு விட்டாச்சு ஐயையோ வேற இந்த மேட்ச் அடிச்சு தான் ஆகணும் வேற வழி இல்லை என்ன செய்யறது என்ன செய்யறது அடிக்கணும்டா போடு அஜிச்சோ டேய் நான் பெரிய ஆள்ரா டேய் நான் ஒரு யூடியூபர் அடிச்சு போடாத அடிச்சு போடாத பெரிய யூடியூபர்ரா நான் அடிச்சு போடாத டேய் டேய் அஜய் டேய் எங்கே ஓடுறானே பயம்புறுத்தாதடா இனிய டேய் டேய் ஐயோ அடிச்சு புட்டானே அடிச்சு புட்டானே சரி பரவாயில்ல இருக்கட்டும் கைஸ் இன்னும் ஷேர் பண்ணாமல் பார்த்துருங்க அப்படின்னா